ஹாய் குட்டீஸ் இன்னைக்கு நாம காகிதத்தை விதவிதமா வெட்டி அழகான வடிவங்களை எப்படி அமைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு தேவையானது வண்ண காகிதம் கத்தரிக்கோல் முதல்ல கலர் பேப்பரை இரண்டா சமமா மடிச்சுக்கலாம் இப்போ ஒரு புறத்தை மட்டும் சாய்வா மடிச்சு மீதிய முக்கோண வடிவத்துல ஒன்றன் மேல் ஒன்றாக மடிச்சுக்கோங்க இப்போ இத பிரிச்சா நூத்தி எண்பது டிகிரி ஐந்து சமபாகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கும் இவை ஒவ்வொன்றும் முப்பத்து ஆறு டிகிரி இருக்கும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்துன்னு நம்பர் போட்டுட்டு பழையபடி மடிச்சிடலாம் இப்போ இதன் மேல் புறத்தை கொஞ்சமா வெட்டிக்கலாம் இப்ப இத பிரிச்சு பார்த்தா பத்து பாகங்களாக தெரியும் இதன் பெயர் பதின்ம கோணம் திரும்ப பழையபடி மடிச்சு செங்குத்தா வெட்டணும் இப்ப பிரிச்சு பார்த்தா அட ஒரு ஐங்கோண வடிவம் வந்துடுச்சே இத பழையபடி மடிச்சு நுனியில சின்ன முக்கோணமா வெட்டி பிரிச்சா அட மீண்டும் பதின்ம கோணம் வந்துடுச்சே திரும்ப மடிச்சு நுனியில சாய்வா வெட்டி பிரிச்சா ஒரு நட்சத்திர வடிவம் இதழ் வடிவம் கிடைச்சிருக்கு திரும்ப மடிச்சு வெட்டினா பதின்ம கோணம் இப்போ ஒரு புறம் சின்னதா வெட்டுனா ஒரு சமச்சீர் பிரதிபலிப்பு கிடைச்சிருக்கு திரும்ப வெட்டினா குட்டி நட்சத்திரம் கிடைச்சிடுச்சு இப்போ ஒரு கலர் பேப்பரை வேற வேற பக்கங்கள்ல நுனியில நடுவுலன்னு விதவிதமா வெட்டுனா அழகான ஒரு அமைப்பு கிடைச்சிருக்கு பாருங்க பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு இல்லையா நீங்களும் இந்த மாதிரி விதவிதமா செஞ்சு பாருங்க இத்தகைய பயிற்சியை மேற்கொள்வதன் மூலமாக எளிய பொருட்களை கொண்டும் நம் படைப்பாற்றல் திறனை நாமே வளர்த்துக் கொள்ளலாம்